வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷார் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போகிறது மேஷ லக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான பலன் தரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி துல்லிய பலன்கிறது இருப்பதற்கு சாத்தியம் இல்லை ஏன்னா நம்ம ஒரே ஒரு கிரகத்தை வச்சு மட்டுமே சொல்கிறோம் அந்த ஒரு கிரகம் என்ன நட்சத்திர சாரமாக இருக்குது என்ன சேர்க்கை என்ன கிரக பார்வை அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தெளிவான பலன்கள் நான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சரிங்களா அது உங்கள் சுயஜாதகம் பார்த்தா தான் தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா இப்போதைக்கு வந்து லக்கணத்திற்கு பதினொன்றாம் இடம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் பதினொன்றாம் இடம் என்னென்னாங்கன்னா உங்களுடைய புகழ் நீங்கள் சேர்க்கும் லாபம் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் லட்சியங்கள் அப்படி நிறைவேற ஆசைகள்னு சொல்ல முடியாது உங்களுடைய கோல் நீங்கள் இதை நோக்கி போகிறோம் அப்படிலாம் சொல்கிறது வந்து பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் உங்களுடைய மூத்த சகோதரர் சித்தப்பா சித்தப்பா ஆய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு தடவை பார்த்துருப்பீங்க அவங்க எல்லாமே பதினொன்றாம் இடம் அப்படின்னா இந்த பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சு லக்கினா அதிபதி எட்டாம் அதிபதி செவ்வாய் இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான பலன் அப்படின்னா ஜாதகருக்கு ஆசைகள்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டு சிந்திச்சுட்டு அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருப்பார் நம்ம அதை பண்ணால் நல்லாயிருக்கும் இதை பண்ணால் நல்லாயிருக்கும் இப்படின்னு ஒரு மனதுக்குள்ளாரியே நிறைவேற அறிவே கடைசி ஒரு டைமில் என்ன நிறைவேறாத ஆசைகளாக மாறிவிடும் அவர் நினச்சிக்கிட்டே இருப்பார் அதை பண்ணலாம் அதை பண்ணலாம் ஆனால் செய்ய முடியாது அவருடைய எண்ணமே அவருக்கு பகையாகும் சில நேரங்களில் சரிங்களா ஏன்னா பதினொன்றாம் இடம் மேஷலக்கணத்திற்கு பாதக ஸ்தானம் இதில் பாதக ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற கிரகங்கள் அதிகமாக ஒரு தீய பலனை தரும் அப்படின்னா அங்கே பதினொன்றாம் இடம் கும்பம் கும்பத்தின் அதிபதி சனி சனி ஆட்சி பெற்று இருந்துச்சுன்னா ஓரளவு அந்த தசாபுதியில் தாங்க ஒரு தீய பலனை தரும் எப்பயுமே அப்படிலாம் கிடையாது அதுவும் இல்லாமல் செவ்வாய் அங்கே பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால சித்தப்பா வழிமுறையில் இல்லை உங்களுக்கு மூத்த சகோதரர் அவங்களோட குடும்ப வழிமுறையில் அப்படி இருக்கிறதுக்கு ஒரு ஒரு கல்யாணமாய் பிரிந்தவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்னும் சில பேர் வந்து ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது அவங்களோட குடும்பத்தில் இது என்னங்க எல்லாம் கர்மா ரிலேட்டட் இரு அவர்களின் அவர்கள் எடுத்துக்கொண்ட கர்ம வினை சரிங்களா அது உங்கள் ஜாதகத்திலையுமே அது பிரதிபலிக்கும் பதினொன்றாம் இடத்துல இவ்வளோ சொல்லிட்டீங்க இல்லை செவ்வாய் அமர்ந்து என்ன மாதிரியான பலன் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்கிறத வந்து ஏ எப்பயுமே சொன்ன மாதிரி ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய கிரகம் எப்பயுமே ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் சரிங்களா நீங்கள் ஒரு ஸ்டெமினா இது எல்லாமே செவ்வாய் தான் தேவை அப்படி பதினொன்றாம் இடத்துல இருந்துச்சுன்னா ஜாதகர் வந்து மனதளவில் மைண்ட் அளவில் ரொம்ப வந்து ஆக்டிவாக இருப்பார் சரிங்களா அதை வந்து அவர் வந்து எப்பயுமே வந்து உடல் அளவில் கொண்டுட்டு வர வேண்டும் கொண்டு வர வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அதாவது ஒரு பிளானிங் போட்டால் மட்டும் வராது அதை வந்துட்டு செயல்படுத்தணும் அப்படி செயல்பட்டால் வந்து இவங்க வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்ஸஸ் வந்து கொஞ்சம் அபரிமிதமாகவே இருக்கணும் சரிங்களா பதினொன்று நண்பர்கள் ஒரு ஹாய் பாய் ஃப்ரெண்ட்ஸு ஒரு எப்பயோ பார்த்த நண்பர்கள் அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க இதை பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும் ஆனால் இவங்க அப்படியே அசால்ட்டாக விட்டுருப்பாங்க இல்லை சித்தப்பா வழிமுறையிலையோ சித்தப்பாவோ ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க இது சேர்ந்து பண்ணலாம் இப்படி சேர்ந்து பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் இதை அப்படி பண்ணு அவங்களோட கைடன்ஸ் நீங்கள் அப்போ அதிகமாக கேட்குறீங்களோ இயல்புலேயே உங்களுக்கு வந்து அதிகமாக பண வரவு வர ஆரம்பிக்கும் உங்கள் எண்ணங்கள் இவ்வளோ வரைக்கும் நீங்கள் ஒரு பிளானிங்லாம் போட்டிருந்தீங்கன்னா இந்த நபர்களோடு நீங்கள் சேரும் பொழுது வந்து அது அதிகமாக இன்னுமே ஈஸியாக வந்து இதை நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அவங்களும் அதே தானே நினைக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணி நீங்களே அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு காலகட்டமாக அமையும் ஏற்கனவே பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டாம் பார்வை இருக்குது நாலாம் பார்வையாக என்ன பண்ணணும் இரண்டாம் இடத்தை பார்க்கும் அப்படின்னா இவங்க வந்து இவங்க குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறு பிரச்சனை உண்டாகலாம் அப்படின்னு எல்லாருக்குமே இல்லை இவர்களோட பேச்சாலேயே இவருடைய குணத்தாலேயே இவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு சட்டுன்னு மாற்றிடுவாங்க எல்லோரும் பிடிக்கல அப்படின்னு நேருக்கு நேராக சொல்லிடுவாங்க அதுவே வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகளுக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது ஏழாம் பருவி ஐந்தாம் பாவத்தை பார்க்குறதுனால இவர்களுக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஆதாயம் சொத்து ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குங்க எட்டாம் பார்வையாக ஆறாம் பாவத்தை பார்க்கும் அப்படின்னா இவர்கள் வந்து எளிதில் இவர்களுக்கு ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒன்று வழக்கு இவங்க மேலே தொடுத்தாலும் இவங்க வந்து அது எளிதாக கடந்து வந்துடுவாங்க இல்லை டெஃபண்டிங் அப்படிங்கிற ஒரு பவருங்கிறது இவங்களுக்குள்ளே அதிகமாக இருக்கும் அது எப்படியெல்லாம் வந்து நம்ம அதில் மீண்டு வரலாம் எப்படியெல்லாம் அதில் வந்து ஒரு ஷார்ட்கட்டில் வரலாம் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்குள்ளே அதிகமாகும் அதாவது எந்த ஒரு விஷயத்து ஆறாம் பவன்னா ஒரு எதிரி கடன் மருத்துவ பிரச்சனை ஒரு நெகட்டிவிட்டி உங்களுக்கான நெகட்டிவிட்டி வேலைன்னு இருந்தால் கூட அது ஒரு பாசிட்டிவ் தான் சரிங்களா இது எல்லாமே இவர்களுக்கு சாதகமாக இவர்கள் அமைத்து கொள்வார்கள் அதற்கு தகுந்த மாதிரியே உங்களோட பிளானிங் எல்லாமே இருக்கும் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் வேண்டாம் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவோம்